எஸ்கியூஸ் மீ மோடி யார் தேச துரோகி ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கவா என்றோடு முகமூடி எக்ஸ்கியூஸ் மீ மோடி யார் தேச துரோகி ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கவா என்றோடு முகமூடி நம் தேசம் நம் நாடு மதத்தால் என்றும் பிரியாது இந்து என்பது வழிபாடு அதை அரசியலாக்கிட முடியாது அடிமுட்டாள்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் ஒருபோதும் நிறைவது நடக்காது மக்கள் விழித்தலை போதும் உங்கள் ஆளுமை நிலைக்காது இந்தியன் என்பது அடையாளம் இந்தியன் அதில இல்லை அதிகாரம் மதம் அது பாதையில் வந்தது மதம் அது பாதையில் வந்தது மனிதம் மட்டுமே நிலையாகும் மனிதம் மட்டுமே நிலையாகும் நம் போராட்டம் நாளை வரலாறு உங்கள் பிடிவாதம் இங்கு படிக்காது அம்பேத்கர் அமைத்த சட்டங்கள் போதும் திருத்தம் அவசியம் கிடையாது no CAA no NRC no NPR don't shut the war excuse me Modi யாரு தேச துரோகி ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கவா என்றோடு முகம் மூடி எக்ஸ்கியூஸ் மீ மோடி யாரு தேச துரோகி உணர்ச்சியுடன் சாடிக்கமா என்றோடு முகம் மூடி சாவி போட்டு திருவும் பொம்மை தானே மோடி பின்னே வேலை பார்க்கும் அனைவருக்கும் மதம் என்ற வியாதி தூக்கி போடு உந்தன் கொள்கை என்னும் குப்பை தொட்டி நீங்க கொண்டு வந்த திட்டம் திட்டமெல்லாம் அண்ணாங்கட்டி சாவி போட்டு திருவும் பொம்மை தானே மோடி பின்னே வேலை பார்க்கும் அனைவருக்கும் மதம் என்ற வியாதி தூக்கி போடு உந்தன் கொள்கை என்னும் குப்பை தொட்டி நீங்க கொண்டு வந்த திட்டமெல்லாம் அண்ணாங்கட்டி இந்துவா இருந்தா தகுதி இஸ்லாமா இருந்தா அகதி இதுல என்னடா சமூக நீதி போர் திட்டம் தான் இது போர் பிரிவினைகள் உண்டாவது உங்கள் ஆட்சியில் தான் இது போர் கமிஷன் வாங்கி கையெழுத்து போடும் அரசியல்வாதிகளே தலைகாட்டுங்கள் பகுத்தறிவின்றி பதவி போதையிலே சட்டம் என்பது சமம் தான் அதிலே இல்லை மதம் தான் நாம் ஒன்று என்று சொன்னாலே சொல்வது கோட்சே குணம்தான் மக்கள் புரட்சி தொடங்கும் முன்னே மாணவர் புரட்சி தொடங்கட்டும் மனிதநேயமின்றி இருளாகிய நம் தேசம் சீக்கிரம் விளையாட்டும் நடத்தும் நாடகம் தானே மாகி பாத் வாமச்சி களத்துல இறங்கலாம் இன் இன்குலாப் சிந்தாபாத் முன்னுரிமைக்காக நடிகை தகர்த்து மதம் வேண்டாம் மனிதம் மட்டுமே போராடி